பல வண்ணமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ம உதயா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தென்கார வயல் மாணவர் என்பவர் கற்றுக்கொள்ள தொடங்குபவர் ஆசிரியர் என்பவர் கற்றுக்கொண்டே இருப்பவர் அந்த வகையில் இந்த காணொளியில் மொழி மற்றும் எழுத்தறிவை புரிந்து கொள்ளுதல் தொடர்பான கருத்துக்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு சிறிய வினா மொழி என்றால் என்ன சரியாக சொன்னீங்க மொழி என்பது கருத்து பரிமாற உதவக்கூடிய ஒரு ஊடகம் ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயத்த அவசியம் கவனிக்கணும் மொழி என்பது ஊடகம் மட்டுமல்ல நாம் சிந்திப்பதற்கும் பதிலளிப்பதற்கும் உணர்வதற்கும் கூட மொழியானது பயன்படுகிறது ஆரம்ப கால கல்வியில் தொடக்கநிலை கல்வியில் மொழி என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்று இதில் மொழி அறிவு ஏன் இன்றியமையாதது மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆசிரியர்களும் மற்றவர்களும் கூறக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த மொழி அறிவு மிகவும் அவர்களுக்கு பயன்படுகிறது ஆனால் மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நன் மதிப்பை வளர்த்தெடுப்பதற்கும் தாய்மொழி அறிவே மிகவும் சிறந்தது சரி தாய்மொழி அப்படின்னா என்ன தாய்மொழி அப்படின்னா நம்ம எந்த மொழியில் சிந்திக்கிறோமோ அதுதான் தாய்மொழி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆங்கில மொழியில் புலமை பெற்ற ஒருத்தங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கில மொழியில் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் முன்னால் நீங்கள் சிந்திப்பீங்கல்ல அந்த சிந்தனை வந்து எந்த மொழியில் இருக்குன்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் தாய்மொழியில் தான் இருக்கும் தாய்மொழியில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப இயல்பாகவும் எளிமையான ஒரு செயலாகவும் இருக்கும் ஆனால் இதே பிற மொழியை நம்ம கற்றுக்கொள்ள தொடங்கும் போது அதற்காக நம்ம நிறைய முயற்சிகள் செய்கிறது மாதிரி இருக்கும் இதில் ஒரு தகவல் ஒன்று சொல்லணும் உலக தாய்மொழி தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி தினமாக கொண்டாடுறாங்க நம்மளுடைய தாய்மொழி எது தமிழ் மொழி ஒரு ஒரு மொழிக்குமே தனித்தன்மை உண்டு அதுலேயும் நம்ம தமிழ் மொழிக்கு தனிச்சிறப்புகள் பல உண்டு தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மையான ஒரு மொழி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தமிழ் மொழியை பேசுகிறாங்க இப்போ நம்மக்கிட்ட வர மாணவர்களுக்கு நம்ம முதல்ல தாய்மொழியை சிறப்பாக கொடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழியில் அவங்கக்கிட்ட நான்கு வகையான திறன்களையும் நாம் வளர்க்கணும் கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் இப்போ நம்மக்கிட்ட தொடக்க நிலையில் வரக்கூடிய மாணவர்கள் வரும்போதே தாய்மொழியில் பேச கற்றுக்கொண்ட மாணவர்கள் தான் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு அப்போ என்ன வேலை அப்படின்னா அந்த பேசுதல் திறனை படித்தல் எழுதுதல் திறனாக மாற்றக்கூடிய வேலை தான் இதில் ஆசிரியர்களினுடைய பங்கு என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு குழந்தை மைய அணுகுமுறையை கையாண்டு படித்தல் எழுதுதல் திறனை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த படித்தல் எழுதுதல் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு இணை செயல்பாடுகள் இப்போ இந்த ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது இப்போ படித்தலை நம்ம அறிமுகப்படுத்தின உடனே எழுதுதலையும் மாணவர்கள்கிட்ட மேம்படுத்துகிற வேலையை நம்ம தொடங்கிடணும் இப்போ எழுதுதல் திறன் அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு ஒரு அச்சிடப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது அது எளிமையாக போய் சேரும் மாணவர்கள்கிட்ட அச்சிடப்பட்ட புத்தகங்கள் சுவரொட்டிகள் குறுஞ்செய்திகள் வகுப்பறை சூழலை நம்ம மாற்றி அமைக்கும் போது அந்த எழுதுதல் திறன் ரொம்ப வேகமாக அவங்கக்கிட்ட மேம்படுறதை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் அப்படிங்கிறது மொழி கற்றலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று இந்த குழந்தை இலக்கியங்கள் மூலமாக மாணவர்கள் வாசிக்கவும் எழுதவும் ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்ள முடிகிறது இப்போ இந்த குழந்தை இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னா குழந்தைகளுக்காக முழு அர்ப்பணிப்புடன் சமர்ப்பிக்கப்பட்ட இலக்கியங்களோட துணை பிரிவு தான் இந்த குழந்தை இலக்கியங்கள் சரி குழந்தை இலக்கியங்களில் எந்தெந்த விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாடப்பொருள் சார்ந்த புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் குழந்தைகளினுடைய படைப்புகள் குழந்தைகளினுடைய எழுத்தறிவு அனுபவங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இதழ்கள் இவை எல்லாமே வந்து இந்த குழந்தைகளுக்கான இலக்கியங்களில் அடங்கக்கூடியது இந்த குழந்தைகளுக்கான இலக்கியங்களில் ஆசிரியர் வந்து மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு அளவுகோல் இருக்கணும் என்னென்னா இந்த குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் வந்து வயதிற்கேற்றார் போல் நம்ம பயன்படுத்தணும் ஒன்று இன்னொன்று ஆர்வம் மூட்டக்கூடிய வகையில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று அவங்க விரும்பி படிக்கக்கூடிய விஷயங்களா அந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எதை விரும்புகிறாங்க அந்த வகுப்பு மாணவர்கள்ங்கிறத ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இதில் குழந்தை இலக்கியங்களில் ஆசிரியர் கவனம் செலுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மொழி கற்றல் மாணவர்களின் சுய மதிப்பீடு இவை இரண்டிற்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் இந்த குழந்தை இலக்கியங்கள் இருக்கணும் வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதை மாணவர்கள்ட்ட நம்ம கொண்டு சேர்க்கும்போது அதற்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து எவ்வளோ தூரம் அவங்க பின்பற்றினார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் பேரறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு முறை பம்பாய்க்கு விமானத்தில் செல்லாமல் கார்லேயே பயணம் செஞ்சுருக்காங்க அப்போ அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் இதுக்கு விமானத்திலே நீங்கள் எளிமையாக போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் எனக்கு பத்து புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருந்தது நான் விமானத்தில் போயிருந்தேன்னா அதற்கான நேரம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களாம் நம்ம தேசத்தந்தை காந்திஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது காந்திஜி சொன்னாங்களாம் நான் ஒரு நூலகம் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் நம்ம விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தூக்கிலிடப்படக்கூடிய கடைசி நேரம் வரையும் நூல்களை வாசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க இப்படி பல உதாரணங்களை நம்ம மாணவர்களுக்கு சொல்லும்போது அந்த வாசிப்பு பழக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க மொழி கற்பித்தல்ல மாணவர்களிடம் கதை கூறுதல் என்பது ஒரு ஆர்வமூட்டக்கூடிய செயல்பாடாகவும் ஒரு இடைவினை செயல்பாடாகவும் அமையுது மாணவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய கதைகளை ஆசிரியரே மாணவர்களுக்கு படித்து காட்டலாம் சிறுவர்களுக்கான நல்லொழுக்க கதைகள் சின்ன சின்ன சிரிப்பு கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் ஆத்திச்சூடி கதைகள் இவை போன்ற கதைகளை ஆசிரியரே படித்து விளக்கி கூறலாம் ஆசிரியர் கூறும்போது மாணவர்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னா அவங்க போய் நண்பர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் அதை பகிர்ந்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு கேட்டல் திறன் கூடவே பேசுதல் திறன் அங்கே வளர்ந்துடும் பேசுதல் திறனோட அவங்க அந்த கதையை தானும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்களுக்கு படித்தல் திறனும் வளரும் கூடவே அது சார்ந்த விஷயங்களை அவங்க எழுதவும் முற்படுவாங்க மாணவர்கள் பொதுவாக தாங்க கேட்ட கதைகளையும் அவங்க படித்த கதைகளையும் பற்றி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க அதை சொல்கிறத விட அந்த வரைதலில் அவங்க ஆர்வம் காட்டுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த வரைதல் என்பது எழுதுதல் திறனுடைய தொடக்க நிலை அதனால் நாம் மாணவர்கள்ட்ட கற்பனையான கதைகளை கேட்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த கதைகளை சார்ந்து நம்ம விவாதித்து இந்த கதையிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டதை வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எந்த ஒரு கதையுமே மாணவர் சொல்கிறதா இருந்தாலும் சரி ஆசிரியர் சொல்கிறதா இருந்தாலும் சரி கதையினுடைய முடிவில் நீதி கருத்தையும் நன்மதிப்பையும் கேட்காம நாம விடக்கூடாது அந்த நீதி கருத்தை ஆசிரியரே சொல்கிறத விட மாணவர்களினுடைய பார்வையிலேயே நம்ம விட்டுறணும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரே கதைக்கு பல்வேறு நீதியை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த காணொளியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஆசிரியர்களான உங்களிடம் பரிந்துரை செய்யப்படுவது வாசிப்பு மன்றம் வாசிப்பு மன்றம் என்ற ஒன்றை நீங்கள் பள்ளியில் ஏற்படுத்துங்க அதில் குழந்தைகளை அவங்களுக்குரிய நூலகத்தில் உறுப்பினர்களாக நீங்கள் மாற்றி அவங்க என்ன படித்தாங்க அப்படிங்க குறித்த விவாதங்களை ஏற்படுத்துங்க ஒரு நூலை படித்தாங்க அப்படின்னா அதை பற்றின விமர்சனங்களை அவங்கள சொல்கிறதுக்கு ஊக்குவிங்க நீங்கள் முதல்ல அந்த விமர்சனங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு அதுக்கான வழியை நீங்கள் காட்டுங்க இந்த குழந்தை இலக்கியம் தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் இந்த மன்றம் மூலமாக ஊக்குவிப்பு செய்கிறது மூலமாக மாணவர்கள்ட்ட கண்டிப்பாக மொழி கற்றலில் நாம் முன்னேற்றத்தை காண முடியும் பல்வேறு அர்த்தமுள்ள ஆர்வமூட்டும் செயல்பாடுகளை தாய்மொழி வாயிலாகவும் குழந்தை இலக்கியம் வாயிலாகவும் நாம் வகுப்பறைக்கு கொண்டு சேர்க்கும்போது மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோட கற்றலில் ஈடுபடுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதோட கூடுதலாக மாணவர்களுடைய கல்வியிலையும் அவங்க நல்ல தேர்ச்சி அடைகிறத நம்மளால் காண முடியுங்கிறத ஆசிரியர்களான நாம் உறுதியாக நம்புவோம் நன்றி வணக்கம்